सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः पागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्य अस्ति हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यमौ उतस्वित्तनयौ पृथायाः पार्थैर्वृतौ पक्ष्मभिरक्षिणीव रेमात उद्दाय मृधेर्स्वरिक्थम् परात् सुपर्णाविव वज्रिवक्त्रात् अहो पृथापि ध्रियते अर्भकार्थे राजर्षिवर्येण विनापितेन यस्त्वेकवीरो अधिरथो विजिज्ञे धनुर्द्वितीयः ककुभः चतस्रः सौम्या अनुशोचे तमधः पतन्तं भ्रात्रे परेताय विदुद्रुहे यः निर्यापितो येन सुहृत्स्वपुर्या अहं स्वपुत्रान् समनुव्रतेन விதுரர் உத்தவர்கிட்ட விசாரிக்கிறார் ஒவ்வொருத்தர்கிட்டயா ஏன்னா அவர் தீர்த்த யாத்திரைக்குன்னு கிளம்பியாச்சு கிளம்பினதுக்கு அப்புறம் எப்படி நடுவுல அங்க யமுன கரைக்கு வரும்பொழுது உத்தவரை பார்த்துட்டு கேட்கிறார் ஒவ்வொருத்தரும் யார் யாரும் எப்படி இப்படி இருக்கா ஏன்னா உத்தவரை பார்த்த உடனே அவருக்கு வந்து யாதவர்களுடைய நினைவு வந்து கிருஷ்ண பலராமர்ல இருந்து ஆரம்பிச்சு கேட்கிறார் அங்க யாதவ பக்ஷம் முடிஞ்ச உடனே குருவம்சத்தாரை பத்தி கேட்கும் பொழுது பாண்டவர்களை கேட்ட உடனே பாண்டவர்களோட அம்மாவான குந்தி ஞாபகம் வருது குழந்தைகளுக்குன்னுட்டு அவ அந்த கணவன் போனதுக்கு அப்புறமும் குழந்தைகளுக்காக அவ உயிரோட இருந்தாலே அந்த குந்தி எப்படி இருக்கா மேலும் அவ எப்படி இருக்கான்னு கேட்டுட்டும் பிளிப் சைட்ல வந்து திருதராஷ்டிரனை பத்தி விசாரிக்கணும் ஆனா விசாரிக்கிறச்ச எப்படின்னா அவரை பார்த்து நான் வருத்தப்படுறேன்னு சொல்றாரு எப்படி இருக்காருன்னு கேட்கல இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைல தன் குழந்தைகளா பாத்துக்க வேண்டியவர் தன்னோட பிள்ளையோட பேச்சை கேட்டுண்டு இவர் துரோகம் பண்ணாரே அந்த குழந்தைகளுக்கு அவனை பார்த்து அந்த திருதராஷ்டனை பார்த்து நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றார் மேலும் இதெல்லாம் வந்து அவரை வெளியில வேற அமுச்சுட்டா இல்லையா அந்த வெளியில அம்சத்துக்கு காரணம் வந்து இதெல்லாம் மாயைங்கிறத அந்த இடத்துலயே நம்ம பார்த்தோம் அதை இங்க திருப்பி ரிப்பீட் பண்றார் அவர் எனக்கு இதனால ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை ஏன்னா எல்லாமே சகலமும் பகவான் மாயாங்கிறத நான் வந்து புரிஞ்சுட்டேன் அதனால எனக்கு வந்து நான் மாட்டுக்கு யாருக்கும் தெரியாதபடிக்கு ஏதோ என் போக்குன்னுட்டு நான் மாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கண்ணனுடைய மகிமையை பார்த்துண்டே நான் இந்த ஊர் பூரா நான் சுத்தின் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய ஒரு பேச்சுக்கு அங்க வர சோகம் ஹரேஹே மர்த்திய விடம்பனேன திருஷோ நிருணாம் சாலையதோ விதாத்துகு ந அந்யோபலக்ஷியா பதவியும் பிரசாதாத்து சராமி பஷ்யன் கத விஸ்மயோ அத்த சஹா அகம் அதாவது நிர்யாபிதகான முந்தின ஸ்லோகத்துல சொல்லி முடிச்ச சஹா அகம் அந்த எந்த ஒரு திருதராஷ்டிரனால பிள்ளைகளினுடைய பேச்சை கேட்ட திருதராஷ்டிரனால தன்னுடைய புரி தன்னுடைய வீட்டில இருந்தே வெளியில அனுப்பப்பட்டேனோ அப்பேற்பட்ட நான் இது எல்லாமே அந்த பகவன் மாயாங்கிறத புரிஞ்சுண்டு விதாத்துகு அதாவது நிருணாம் திருஷா चालयतः विधातुः ஹரேஹே பதவீம் பஷ்யன்னு இதை எல்லாத்தையும் ஹரேஹே பதவியும் பஷ்யன்னு ஹரியனுடைய மகிமையாக பார்த்து கொண்டு கத விஸ்மயா எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்லாமல் சராமி அத்திர சராமி இந்த பூமியில் நான் சஞ்சாரம் செய்கிறேன் அப்ப ஹரிக்கு வந்து இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இங்க சொல்லிட்டு வர்றார் மர்த்திய விடம்பனேன நிருணாம் திருஷகா சாலயதா பகவான் என்ன பண்றாருன்னா மர்த்திய விடம்பனேன தான் வந்து சாதாரண ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு விடம்பனா ஒரு ஆச்சரியகரமான ஒரு செயல்கள் அந்த செயல்களை வைத்துக் கொண்டு விடம்பனான ஒரு ஆக்சுவலி பிரமம் ஒரு மேஜிக்னு அர்த்தம் தான் மர்த்தியன் நான் ரொம்ப மார்டல் தான் இங்கே நான் எனக்கும் வந்து உங்களை மாதிரியே ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மேஜிக்க ஒண்ணு பண்ணிண்டு மர்த்திய விடம்பனேன மனிதன் ஒரு மனிதனை அனுசரித்து இருப்பதால் அத வந்து ஒரு அதாவது he was imitating a person normal man மத்திய விடம்பனேன மனிதனை அனுசரிப்பதனால அவனை போலேயே நடந்து கொள்வதனால் இப்ப என்ன பண்ணார் மிருடாம் திருஷகா சாலயதா மத்த மனிதர்களினுடைய திருஷாம் புத்தியை சாலயத்தகா அதை வந்து மோகிக்க வைத்தார் பிரமிக்க செய்தார் ಗೀತೆಯಲ್ಲ ஈஸ்வர சர்வபூதானம் ಹೃದ್ದೇಶ அர்ஜுன திஷ்டதி பிராமியன்னு சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா மாயையா சர்வபூதானி பிராமியன்னு அதுல இருக்கே அதுதான் இந்த இடத்துல மர்த்திய விடம்பனேன மாயையா மனிதனை போல ஆச்சரிக்கிற மாதிரி செயல்பட்டு கொண்டு செயல் செய்து கொண்டு மர்த்திய விடம்பனேன மிருணாம் திருஷக சர்வாணி பூதானி சாலயதா அப்படின்னா பிராமியன் சேம் வேர்ட்ஸ் உங்களுக்கு கீதையில இதுக்கு பரியாய பதம் அங்க உபயோகப்படுத்திருக்கு அவ்வளவுதான் பிராமியன் சர்வபூதானி மாயையான அங்க இருக்கு இங்க சாலயதா நிருணாம் திருஷக மர்த்திய விடம்பனேனங்கிற கொஞ்சம் பதங்கள் கஷ்டம் அவ்வளவுதாங்க இதனால இப்ப மர்த்திய விடம்பனேன மனிதனை போல் தன்னையே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு செயலினால் நிறாம் மனுஷியர்களினுடைய திருஷகா புத்தியை இங்க திருஷகாங்கிறத வந்து சித்தவருத்திகின்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு சோ மர்த்திய விடம்பனேன ஐஸ்வர்ய ஆச்சாதகேன மனுஷ்ய அனகரணேன தான் ஒரு தெய்வம்ங்கிறத வந்து மறைத்து கொண்டு ஐஸ்வர்ய ஆச்சாதகேன மனுஷ அனுகரணேன மனுஷனை போலவே தான் வந்து இமிடேட் பண்ணிட்டு நிருணாம் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பூதராசிகளையும் ஜீவராசிகளையும் அவர்களினுடைய திருஷா கண் பார்வை மாத்திரம் இல்ல இங்க சித்தவருத்திங்கிறது பாக்குறது ஒண்ணு இருக்கலாம் பல பேர் வந்து we maybe seeing something true ஆனா மனசுல வந்து அது ட்ரூ இல்லைன்னு நம்ம வந்து போட்டுப்போம் அதனால மனசுதான் இன்னும் முக்கியம் அந்த இடத்துல மனசைதான் பிரமிக்க வைக்கணும் அதனால ஸ்ரீதர சுவாமி அதை வந்து லட்சணையா அந்த கண்ணுங்கிறத சித்தவருத்தின்னு எடுத்துக்கிறார் அழகா ஏன்னா மனசுதானே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றது அந்த கண்ணு கண்ணு எத்தனையோ விஷயங்களை பாக்குறது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையே என்ன மனசுல நிக்கிறதோ அதுதானே மனசுல நிக்கிறது இந்த மெமரி டெஸ்ட் எல்லாம் வைப்பா ஒரு பத்து பன்னெண்டு ஐட்டம் கொடுத்துட்டு அதுல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னா எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோமே மனசு எதை பிடிச்சுக்கிறதோ அதுதான் அங்க முக்கியம் மனசுதான் அங்க கண்ட்ரோலர் அதனால திரிஷகாங்கிறதுக்கு சித்தவருத்திகின்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு மனுஷ் மனுஷர்களினுடைய மனதின் ஓட்டம் சித்தவருத்திகள் இருக்கே அதை சாலையதா பிராமயதா மோகிக்க வைக்கின்றவரான அது மாத்திரம் இல்ல ஆனா விதாதா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு விதாதா சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவர் விதாதான பிரம்மான்னு ஒரு அர்த்தம் கிரியேட்டர் அவர் கிரியேட்டும் பண்றார் அதே சமயத்துல எல்லாருக்கும் அவரவருடைய ஒரு விதியை விதிக்க கூடியவராகவும் இருக்கார் அதனால விதாதா ஹரேஹே ஹரியனுடைய பதவீன் அந்த பிரசாதாத்து அவருடைய பிரசாதாத்து அதை முதல்ல போட்டுப்போம் சோ இந்த ஹரியனுடைய பிரசாதாத்து பதவீம் பஷ்யன்னு பதவீம்ங்கிறச்சு மகாத்மியம் பஷ்யன்னு இது எல்லாமே பகவானுடைய ஒரு மகாத்மியத்தினாலதான் ஓடின் இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டேன் அதனால இத்தனை வருஷமா இருந்த வீட்டுல இருந்து என்ன விளக்கினானேங்கிறத பத்தி எனக்கு ஒண்ணும் பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லைங்கிறத சொல்லணும் ஹரேஹே பிரசாதாது ஹரியனுடைய பிரசாதத்தினால அவருடைய அனுகிரகத்தினால பதவியும் பஷ்யன்னு அவருடைய மகாத்மியத்தை புரிந்து கொண்டு அதை பார்த்து கொண்டு கத விஸ்மயஹாசன்னு எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்லாதவராக அத்த இந்த பூதலே பூமியில் ந அந்யோபலக்ஷியா கூடசன்னு சுகம் விசராமி அந்யோபலக்ஷியா ந மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஏன்னா பலதரம் நமக்கு வந்து இந்த மாதிரி பாகவதாளோ சாதுக்களோ அவதூதர்களோ இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து அவளுடைய போக்கு புரிய மாட்டேங்கிறது அவர்களை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சில இருக்கணும் முதல்ல நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சில இருந்தா தானே அவனை புரிஞ்சுக்க முடியும் அதனால இங்க வந்து அவர் பூமியில யாருக்கும் புரியாதபடிக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தேன்னார் உத்தவரை பார்த்த உடனே எப்படி இருக்கேன்னு கேட்கிறார் உத்தவரும் அவரை பிடிச்சிட்டு நீங்க எப்படி இருக்கேன்னு கேட்கிறார் அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சில அவ ரெண்டு பேரும் இருக்கிறதுனாலதான் ரெண்டு பேரும் பகவத் பக்தாளா இருக்கிறதுனால ஒருத்தரை ஒருத்தரை ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது அந்த இடத்துல அது ரொம்ப முக்கியம் மத்தவாள இல்லைன்னா இங்க என்ன அந்யோபலட்சியான்னு சொன்ன விதுரரை எப்படி உத்தவர் ரெகக்னைஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்கோ இல்லையோ அது அந்த அந்த பகவான் மனசுல இருக்கிறதுனால they're able to immediately recognise அவங்க கொண்டு வந்து சேர்த்துருவோம் அந்த இடத்துல இல்லையா அதனால சோகம் ஹரேஹே மர்த்திய விடம்பனேன திருஷகா நிருணாம் சாலையதா விதாத்து நானியோபலக்ஷா பதவியும் பிரசாதாத்து சராமி பசியன்னு கத அத்த இப்போ ஒரு கேள்வி முதல்ல ஹரி அவதாரிக்கையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகத்துக்கு வருவோம் ஏன்னா இந்த இல்லைன்னா இந்த ஸ்லோகத்தினுடைய கனெக்ஷன் புரியாது நனு ஹரேஹே கிம் ஏவம் லீலையா ஏன ஸ்வபக்தானாம் வனவாசாதி கிளேஷாக பவந்தி ஸ்வசிய தௌத்தியே பந்தன உத்தியமாதி பராபவா தத்வரம் தேஷாம் அபராதானந்தரமேவ ஹனனம் ந அபராத உபேக்ஷா இத்தியதாக இது என்ன பகவானுடைய விளையாட்டு இப்ப பகவானுடைய பிரசாதத்தினால நான் வந்து புரிஞ்சுட்டேன் அவருடைய மகாத்மியத்தை அப்படின்னு உடனே இது என்ன மகாத்மியம் அவரோடது துரியோதனன் தப்பு பண்றான்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கே அவர் வந்து அந்த துரியோதனனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருந்தாருன்னா பிரச்சனையே வந்திருக்காரு இல்லையோ இவ்வளவு தூரம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதான் நனு ஹரேஹே கிம் ஏவம் லீலையா இது என்ன இப்பேற்பட்ட ஒரு லீலை இதனால என்ன பிரயோஜனம் இந்த லீலைனால ஏன ஸ்வபக்தானாம் வனவாசாதி கிளேஷாக பவந்தி அவருடைய பக்தர்களான பார்த்தன் முதலியவர்களுக்கு யுதிஷ்ட பாண்டவாள் எல்லாருக்குமே அவனுடைய பக்தனா இருந்தும் என்னத்துக்காக இந்த வனவாசம்ங்கிற ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அவன் முதல்லயே கெட்டவன்னு தெரிஞ்சா டபால்னு போட்டிருக்கலாமோ இல்லையோ அதுக்காக தானே இவர் அவதாரம் எடுத்தார் பரித்ராணாய சாதுனம் வினாசாயச்சு துஷ்கிருதாம்னு சொல்லிட்டு பிரதிஜை பண்ணிட்டு தானே இறங்கினார் அவர் அப்ப முதல் பிரச்சனை வரும் பொழுது அவனை தட்டி இருந்தா ஏன் அப்படின்னா ஆனானப்பட்ட சிசுபாலனுக்கே நூறு கொடுத்தார் நேர டைரக்ட் இன்சல்ட் இங்க வந்து பக்தனுக்கு இன்சல்ட் எவ்வளவு லீவேஜ் கொடுப்பாரு யோசிச்சு பாருங்க லீவே ஏன்னா எத்தனை ஒரு லாங் ரோப் கொடுக்கணும் அவளுக்கு அதுதான் சோ பக்தர்களுக்கு வனவாசம் முதலிய கிளேசங்களை எதுக்கு கொடுத்தார் மேலும் ஸ்வசியச்ச பந்தன உத்தியமாதி பராபவாக தான் வந்து தூதனாக துரியோதனனுடைய சபைக்கு போகும் பொழுது உன்னை கட்டிப்படுறேன் அவன் வந்து இன்சல்ட் பண்றானோ இல்லையோ இதெல்லாம் என்னத்துக்காக பகவான் வந்து பொறுத்துட்டு இருக்கணும் ஸ்ரீதர் சுவாமிக்கு அப்பப்போ வந்து ஒரு உத்வேகம் வந்துடுறது போல இருக்கு இதெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து சொல் அவர் எழுதர்ச்சியே புரியறது அந்த இது தத் வரம் தேஷாம் அபராதானந்தரமேவ சோ இதுக்கு பதிலா அவரை வந்து முதல்லயே தண்டிச்சு கொண்டு இருக்கலாமோ இல்லையோ ஏன் தண்டனையே பண்ணாம ஒதுங்கினார் உபேட்ச பண்ணாரோ இல்லையோ துரியோதனனை வந்து கண்டுக்கவே இல்லையே ஏன் கண்டுக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்லோகத்துல ஒரு பதில் என்ன பதில்னா ஒட்டு மொத்தமா தப்பு பண்ற அத்தனை அரசர்களையும் வச்சு இது பண்ணணும் நாசம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையினால பகவான் அவரை முதல்ல உபேட்ச பண்ணார் ஏன்னா அவனை மாத்திரம் பண்ணியிருந்தா அந்த ஒரு ஒரு தைரியத்துல எத்தனையோ அரசர்கள் அவனுடைய பக்கம் இருந்து அட்டூழியம் பண்ணாலும் இல்லையோ என்னென்னலாமோ கர்வங்களோட இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் தப்பான பாதையில போனாலும் இல்லையோ அத்தனை அரசர்களையும் வந்து இந்த மகாபாரதம்ங்கிற ஒரு யுத்தத்தினுடைய ஒரு பேர்ல அவளை அழிக்கணும் இதுல வெறுமன துரியோதனனை தட்டி விட்டுருந்தா மத்தவாள்லாம் ஒரு பல துரியோதனர்கள் இந்த ரத்தபீஜன் மாதிரி வெளில வந்திருப்பா இதுல வரும் தேவி மகாத்மியத்துல வரும் ரத்த பீஜன்னுட்டு ஒரு ரத்தம் சொட்டினா அவனோட சரீரத்துல இருந்து அதுல இருந்து இன்னொரு ஒரு அசுரன் பல அசுரன்கள் அந்த மாதிரி வந்துட்டே இருப்பானா அதனாலதான் அம்பாள் வந்து அதை அப்படியே குடிச்சு விடுறான் அந்த ரத்தத்தைன்னு இருக்கு அதுல சோ அது மாதிரி இங்க வந்து வெறும்ன துரியோதனை மாத்திரம் அவர் வந்து அபராதம் பண்ணி தண்டனை கொடுத்து தடுத்திருந்தாருன்னா பல துரியோதனர்கள் கிளம்பியிருப்பான் அது பண்ணக்கூடாதுங்கிறதுனால மகாபாரதம்னு ஒரு யுத்தம் வச்சு அந்த இடத்துல சகலமான பேரையும் நாசம் பண்ணார் அதுக்குதான் இந்த ஸ்லோகம் வருது நூனம் நிருபாணாம் திருமத உற்பத்தானாம் மஹிம் முகுச்சாலயதாம் சமூபிகி வதாத் பிரபன்னார்த்தி ஜிஹீர்ஷயா ஈஷா அப்படி உபைக்ஷத அகம் பகவான் குருணாம் பகவான் ஈஷா ஈஸ்வரன் அவன் பகவான் சகல ஐஸ்வர்யமும் கொண்டவன் சர்வசக்திமானவன் ஈஷகா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவன் எல்லாத்தையும் தூண்டுவிக்க கூடியவனும் இதெல்லாம் எதுக்கு அப்ஜெக்டிவ்னா இதெல்லாம் பரிகர அலங்காரம் மாதிரி சாபிப்பிராய விசேஷனே இத்தனை ஐஸ்வர்யங்கள் பொருந்தினமாக இருந்த பொழுதிலும் இத்தனை வந்து எல்லா ஜீவராசிகளையும் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் தூண்டுவிக்கிறவனாக இருந்த பொழுதிலும் குருணாம் அகம் உபைக்ஷத குருவம்சத்தாரனுடைய அதாவது கௌரவர்களுடைய அகம் பாபத்தை உபேக்ஷியத உபேக்ஷ பண்ணான் that is he he ignored it அதை வந்து பொருட்படுத்தாமல் அவன் சென்றான் எதற்காக அப்படின்னா பிரபன்னார்த்தி ஜிஹீஷ ஜிஹீர்ஷயா பிரபன்ன அர்த்தி பிரபன்னானாம் ஆர்த்தி ஆர்த்தின கஷ்டம் பிரபன்ன அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்தை ஜிகீர்ஷையா ஹர்த்தும் இச்சா ஜிகீர்ஷா அத வந்து போக்க வேண்டும் என்ற ஆசையினால் எப்படி அத வந்து போக்க முடியும்னா நிருபாணாம் வதாத்து ஜிகீர்ஷையா அரசர்களினுடைய ஒரு வதம் அந்த அதனால் அவ சரணாகதி அடைந்தவர்களுடைய ஒரு கஷ்டத்தை போக்குது அதாவது நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் நீ வந்து என்னோட வீட்டுல இருன்னு சொல்றது வந்து பாயிண்ட் இல்லை இங்க சோர்ஸ வந்து அட்டாக் பண்ணணும்பா சிம்டம வந்து எப்பவுமே ஆயுர்வேத சாஸ்திரத்துல எப்படின்னா சிம்டம நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியாது சோர்ஸை ட்ரீட் பண்ணணும்பா வெளியில பார்க்கக்கூடிய வந்து இப்போ ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா அந்த ஸ்கின் டிசீஸை மாத்திரம் நம்ம வந்து கியூர் பண்ணி பிரயோஜனம் இல்லை மூல காரணம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாதபித்த கபத்தினுடைய இம்பேலன்ஸ் அல்லது சப்த தாத்துக்களினுடைய இம்பேலன்ஸ் அதை முதல்ல அட்டாக் பண்ணணும் அதே போல இங்கேயும் அரசர்கள் வந்து செய்யக்கூடிய தப்பு அதனால் சரணாகதி அடைஞ்சவா பக்தர்களுக்கு கஷ்டம் வெறும்ன பக்தர்களுடைய கஷ்டத்தை மாத்திரம் போக்கி பிரயோஜனம் இல்ல அந்த அரசர்களை கொன்னாதான் மேலும் பின்னாடி இன்னும் அவ வந்து வருத்தப்பட மாட்டா பக்தர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இவர் முதல்ல நிருபானாம் வதாதுங்கிற எந்த அரசர்களினுடைய வதம் அவர்களுக்கு அப்ஜெக்டிவ் இங்க வந்து திரிமத உற்பத்தானம் திரிமத உற்பத்தானாம்னா நூனம் நிச்சிதம் நிச்சயேன திரிபிகி மதைஹி உற்பத்தானாம் உத்வத்தானாம் கெட்ட வழியில் செல்லக்கூடியவர்கள் உற்பத்தான கெட்ட வழி திரிமத எதனால கெட்ட வழியில போறாய்வா இந்த அரசர்கள் திரிமத அவளுக்கு மூன்று விதமான கர்வங்கள் இருக்கா மதம் எதனால கர்வம் பிடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து இங்க ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்காரு வித்யாமதோ தனமதா ததைவ அபிஜன ஏதே மதாக மதாந்தானாம் தேயேவகி சதாம் தமாக இந்த மூன்று மதங்கள் என்னன்னா வித்யா மதகா படிப்பு கல்வி கூட ஒரு வித்யா ததாதி வினயம்னு இல்லாத கல்வி கர்வத்தை கொடுக்கக்கூடிய படிப்பு இருக்குன்னு நினைச்சுட்டு நம்ம ஒரு நிமிஷம் வந்து கர்வப்பட்டோம்னா அது வந்து சகலத்துக்கும் வினாசம் அது ஒரு விதமான கர்வம் அடுத்தது தனமதா காசு பைசா கையில இருந்தா போருமே நமக்கு தெரியும் அடுத்தது அபிஜன மதகாங்கிறச்சே அபிஜனம்ங்கிறது குலம் நான் வந்து யாருக்கு மருமான் தெரியுமோ இல்லையோ நான் யாருடைய வம்சம் தெரியுமோ இல்லையோ இவாள் இன்னாருனுடைய பேத்தி எங்க அப்படின்னுட்டு குலத்தை வச்சுண்டு இருக்கக்கூடிய ஒரு கர்வம் I am related to so and so வித்யா கர்வம் தன கர்வம் அதுக்கப்புறம் குல கர்வம் இது மூணுமே கெடுதலுக்கு பாதை இந்த மூணு மதங்கள்னால உற்பதானாம் தவறான ஒரு பாதையில் செல்லக்கூடியவர்கள் செல்லக்கூடிய அந்த அரசர்கள் இதனால எப்படி இருக்கான்னா இந்த மதம் காரணமாக திருப்பியும் திருப்பியும் தன்னுடைய ஆர்மி சமூபிகி தன்னுடைய சேனைகளை வைத்துக் கொண்டு முகுகு மறுபடியும் மறுபடியும் மகிம் இந்த பூமியை சாலையதாம் அத வந்து அப்படியே ஆற்றாளாம் இந்த பூமியை திருப்பியும் திருப்பியும் ஏன்னா இந்த பூமி பாரம் தாங்காம தானே போய் அவ வந்து வேண்டிக்கிறான் முத இதுல வந்து யாதவாபிதயம் ஆரம்பத்திலேயே பூமாதேவி போய் அவ வேண்டிக்கிறது தனக்கு இந்த இது தாங்க முடியல ஏன்னா அத்தனை ஒரு பக்கம் பார்த்தா ஜராசந்தன் இன்னொரு பக்கம் கம்சன் இன்னொரு பக்கம் சிசுபாலன் அந்த பக்கம் துரியோதனன் இப்படி எத்தனை அரசர்கள் எத்தனை கெட்டவர்கள் அவர்களுடைய பாரத்தை தாங்க முடியாததான் பூமாதேவி போய் பிரார்த்திக்கிறார் அப்போ முகூர் முகுகு மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய சேனைகளை வைத்துக் கொண்டு இந்த மகிம் பூமியை சாலையதாம் அப்படியே அசைக்கும்படியாக செய்கிறாள் அவளால நிலை பெற்று நிற்க முடியல அவளுடைய எக்ஸிஸ்டன்ஸே இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவ அதனால அப்படிப்பட்ட அரசர்கள் சோ சமூபிகி தன்னுடைய சேனைகளினால் மறுபடியும் மறுபடியும் இந்த பூமியை அசைக்கின்றவர்களான திரிமத உற்பத்தானம் மூன்று மதங்களினால் அதாவது கல்வி கர்வம் தன பண கர்வம் குல கர்வம் இதனால் கெட்ட வழியில் செல்லக்கூடியவர்களான அந்த நிருபாணாம் அரசர்களுடைய வதாத்து கொல்லுதல்னால பிரபன்ன ஆர்த்தி ஜிகீர்ஷயா பிரபன்ன நமஸ்காரம் செய்யக்கூடிய பக்தர்களின் கஷ்டத்தை ஜிகீர்ஷையா போக்கு போக்குவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஈஷகா ஈஷகா ஈஷகா அபி அதுதான் அந்த இடத்துல ஈஷோபின்னு அந்த இடத்துல போடுறச்சு அவர் ஸ்வயம் ஈஸ்வரனாக இருந்த பொழுதிலும் அகம் அந்த பாபம் நடக்கும் சமயத்தில் குருணாம் அகம் கௌரவர்களினுடைய அந்த பாபம் நடக்கும் சமயத்திலேயே அத ஹந்தும் சமர்த்தகா அப்படிங்கிறார் அதுதான் ஈஷகா அப்படிங்கிறதுக்கு பாபம் நடக்கிறச்சேயே அவனை உண்டு இல்லாதபடிக்கு பண்ணிருக்க முடியுமே பகவானால என்ன ஒண்ணும் பெரிய என்ன பெரிய பிரமாதம் அவருக்கு அக சமயே அப்படி ஹந்தும் சமர்த்தகா சகா குருணாம் அகம் குருவம்சத்தாரனுடைய பாபத்தை உபைக்ஷத அத வந்து அவர் ரொம்ப இது பண்ணல பொருட்படுத்தலை ததானீமேவ தேஷாம் வதே சர்வ துஷ்ட ராஜவதா ந சியாது இது ஆசையேன அந்த சமயத்துல கௌரவனை கொல்லிருந்தே கொன்னிருந்தேன்னா எல்லா துஷ்ட அரசர்களையும் எப்படி கொண்டிருக்க முடியும் இந்த பீமன் வனவாசத்துக்கு போகணும் அப்பதான் வந்து அந்த அரக்கர்கள் கொல்லப்படுவா பகாசுரனா இருக்கட்டும் இவனா இருக்கட்டும் ஜராசந்தனை கொல்ல முடியும் இதெல்லாம் அவ வனவாசம் போனாதானே அதுல வந்து அதுலயும் ஒரு பிளஸ் பாயிண்ட் அதனாலதான் எப்பவுமே நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்கிறோம் பகவான்னு நம்ம நினைச்சுட்டோம்னா அதுல என்ன பாசிட்டிவ்னு நம்ம பார்க்க பார்க்கணும் ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடிய தருணத்துல நம்ம இருக்கோம் அந்த பாசிட்டிவ தேட ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து நெகட்டிவ்னால உட்கார மாட்டோம் நர்வஸ் பிரேக் டவுன் வந்து உட்கார மாட்டோம் நம்ம அதுதாங்க இல்லைன்னா எதுக்காக பக்தர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தான்னு நம்ம வந்து விசாரிச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா சோ நூனம் நிருபானாம் त्रिमद उत्पथानां महीं मुहुश्चालयतां चमूभिः वधात् प्रपन्नार्थि जिहीर्षया ईशः अपि उपैक्षत अघं भगवान् कुरूणाम् अजस्य जन्म उत्पथनाशनाय कर्माणि अकर्तुः ग्रहणाय पुंसां ननु अन्यथा कः अर्हति देहयोगं परः குணானாம் உத கர்மதந்திரம் இது வந்து அஜஸ்ய ஜன்மாங்கிறோம் பகவானுக்கு வந்து ஒரு ஒரு ஜென்மா எடுத்திருக்கார் அஜஹா பிறப்பே இல்லாதவருக்கு ஜென்மா ஜென்மாங்கிறது எதுக்காக பரித்ராணாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அந்த சம்பவாமிங்கிறது தான் ஜென்மா அவருக்கு மறுபடியும் மறுபடியும் ஒரு அவதாரத்தை நான் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறார் பிறப்பே இல்லாத ஒருவர் அவருக்கு ஜென்மா அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம்னா எதுக்கு உத்பத நாசனாய உத்பத கட்ட வழியில் செல்லக்கூடியவர்களின் நாசத்திற்காக அவருடைய ஜென்மான்னு ஒண்ணுத்த சொல்றோம் ஜென்மா எடுத்தார் போல் தான் அதெல்லாம் உம் அவருக்கு வந்து அது அதுதானே அழகா வந்து தேவகி பத்தி விசாரிக்கிறச்சே சொல்றார் பிரகாசனம்னு சொல்றார் தேவகி வந்து பகவானுக்கு உற்பத்தி காரணம்னு சொல்லல அந்த இடத்துல அவரை பிரகாசிக்க வைத்தவர் மேனிபெஸ்ட் பண்ணா அவ்வளவுதான் she was the reason for his manifestation அப்படின்னார் அதே அகர்த்துகு அகர்த்துகுனா அகர்த்தான செயலே இல்லாதவர் அவர் கர்த்தா இல்லைங்கிற அர்த்தம் இல்ல செஞ்சாலும் அந்த செயல்களிலிருந்து வரக்கூடிய பலனுக்கு அனுபவ போக்தா அவர் இல்ல அதுதான் அகர்த்தாங்கிறது அகர்த்தான இவர் செய்யலங்கிறது இல்ல இந்த சென்ஸ் மாயை தான் எல்லாமே செய்யறது செய்யறா போல இருக்கு அந்த அந்த ஆத்மால நசலிப்பியத்தே கர்மனா அவருக்கு வந்து அந்த க கர்மாவனால ஒரு ஒட்டுதல்ங்கிறது கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆத்மஸ்வரூபத்துக்கு பிரம்மஸ்வரூபத்துக்கு அகர்த்துகு கர்மாணி செயல்கள்னு நம்ம சொன்னோம்னா அகர்த்துரபி கர்மாணி கர்த்தாவே இல்லாத இருக்கக்கூடிய அவருக்கு கூட நம்ம வந்து ஒரு கர்மான்னு சொன்னோம்னா அது எதுக்குன்னா பும்சாம் கிரகணாயங்கிறார் பும்சாம் கிரகணாயங்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு மீனிங் சொல்றாரு ஒண்ணு வந்து எல்லா பக்தர்களையும் பிடிச்சு இழுக்கிறது கிரகணம்னா சிம்பிள் மீனிங் பார்த்தோம்னா பும்சாம் ஜீவராசிகளை பிடிப்பதற்காக அவருடைய செயல்கள் அப்படின்னு இருக்கு அப்ப இது எவ்வளவு தூரம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா கர்மசு பிரவர்த்தையே ஸ்ரீதர சுவாமி கர்மாக்கள்ல அவளை வந்து ஒரு செயல்படுத்துறதுக்காக அதாவது by being an example Kannan வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்துண்டு அல்லது ராமாவதாரத்துல ஒரு எக்ஸாம்பிளாவும் இருந்துண்டு இந்த மாதிரி செயல்படணும் ஒவ்வொருத்தனும் அப்படிங்கிறத காமிச்சார் கர்மாவ எப்படி கர்மால பிரவர்த்திக்கணுங்கிறத வந்து எடுத்துக்காட்டா பகவான் வந்து அகர்த்தாவாக இருந்த பொழுதிலும் அவர் செயல்களை செய்கிறார் ரைட் அது இன்னொன்னு என்னன்னா ஸ்வபக்தானாம் சர்வத்திர மோக்ஷாதி சுகேஷு விரக்தானாம் கிரகணாய ஆஸ்வாதனீயத்வேன ஸ்வீகாராய அது எல்லா பக்தர்களையும் மோக்ஷம் முதலிய சுகங்களில கூட உங்களுக்கு வந்து ஆசை இல்லாதவர்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆசையை தூண்டி அந்த பகவத் கதையில ஒரு ஒரு ருச்சியை ஏற்படுத்துறதுக்காக அந்த மனுஷியர்களை அட்ராக்ட் பண்றாராம் செயல்கள் எதுக்கு புரியற அந்த தசமஸ்கந்தம் தசமஸ்கந்தம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம் அதை படிக்கணும் அதை படிக்கணும்னுட்டும் பல இடங்கள் இது முழுக்க நன்னாதான் இருக்கு அண்ட் இப்ப அடுத்த அத்தியாயத்தை பார்த்தோம்னா அப்படியே தசமஸ்கந்தத்தினுடைய ஒரு ஒரு குட்டி கேப்சியூல் மாதிரி உத்ரவ சுவாமி நமக்கு கொடுக்க போறாரு ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல சோ இதுல வந்து அவர் காரியங்கள் செய்யறாருன்னா மனுஷர்களை அட்ராக்ட் பண்ணணும் மோட்சங்கிற ஒரு சுகத்துல கூட ஆசையே இல்லாத ஏதோ இந்த செக்கு மாடு போயிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்துல உழண்டுட்டே இருக்கா பாருங்க மனுஷா அவளை வந்து என்னுடைய இந்த கதையை கேளு இது வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு பாரு அப்படின்னு ஒரு அபிருச்சியை உண்டு பண்ணி அவளை வந்து தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்காக பண்ற அது மாத்திரம் இல்ல மோட்ச இச்சா இருக்கிறவாளுக்கு மோக்ஷந்தான் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஞானிகளுக்கு கூட இவருடைய செயல்களை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்து விடுறது இல்லைன்னா ஆனானப்பட்ட சுகர் தானே வந்து பரீட்சித்துட்டு ஆஹ் நான் உனக்கு கதையை சொல்றேன்னு உட்காந்துருவாரு ஆத்மா ராமாஸ்து முறையாங்கிறார் தன்னிடத்திலேயே ரமித்து இருக்கக்கூடியவர்கள் பிரம்மஜானி பிரம்ம நிஷ்டராக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு இந்த கண்ணனுடைய அந்த ஒரு பகவத் செயல்களை பார்த்த மாத்திரத்துல கிரகணம் பிடிச்சு இழுக்கப்படுகிறார்கள் அகர்த்துகு கர்மாணி செயல் இல்லாதவர்கள் அதாவது செயல்னால எந்த ஒரு பலனும் ஒட்டாத அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு செயல்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றோம்னா அது மனுஷர்களை தன் பக்கம் வசப்படுத்தி அந்த மோட்சத்துல ஒரு ஈடுபாடு வரணும்னு பண்றதுக்கு அல்லது மோக்ஷத்துல பிரம்மனிஷ்டர்களாக தலைச்சு நின்றுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு ஆஸ்வாத ஆஸ்வாத்தியதா இந்த கதையில கொண்டு வர பார்க்கிறார் நனு அந்நதா அந்நதா நனு அப்படிங்கறச்சு நச்சேத்து அப்படி இல்லையே எனில் இந்த ஒரு குணானாம் பரஹா யா அந்யா கஹா கர்மதந்திரம் தேக யோகம் அருகதி இவர் வந்து குணங்களை காட்டிலும் பரஹா வசத்தியா இருக்கக்கூடியவர் பிரம்மனிஷ்டா அப்படின்னு இல்லாத இவரை தவிர வேற யாரால தேக யோகம் அருகத்திங்கிறச்சு தேக யோகம் கர்ம விஸ்தாரம் அதாவது கர்ம விஸ்தாரம்ங்கிறச்சு இங்க கர்ம தந்திரம் தேகம்னு ஒண்ணு வந்துடுத்துன்னா நமக்கு வந்து உடனே கர்மாக்கள் செயல்கள்னு வரப்போறது அந்த செயல்கள்ல இருந்து வரக்கூடிய பலன் நமக்கு ஒட்ட போறது அப்போ உடனே இந்த ஆத்மா becomes attach to everything in this world அது வந்து அத அந்த அந்த ஒரு இதுல சிக்க கூடாத சிக்காமல் எப்படி நம்ம வந்து இருக்கலாம்னா அது பகவான் தவிர வேற யாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது நமக்கெல்லாம் ஒரு தேகத்தை கொடுத்துட்டா நம்ம உடனே சரி நமக்கு வந்து சிம் சிம்பிள் விஷயம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன் ஒரு சாதாரண நமக்கு வந்து ஒரு ஒரு ஏசி இல்லாத வரையில் பிறந்ததுல இருந்து நம்ம ஏசியே இல்ல நம்ம மாட்டுக்கு அப்படிதான் வளர்ந்துருக்கோங்கிறச்சு நமக்கு வந்து ஏசியனுடைய ஒரு ஒரு இது தெரிய போறது இல்ல ஆனா எப்ப நம்ம லைஃப்ல ஏசிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆயிடுறதோ we immediately get attach to it எல்லாம் வந்து அந்த லெவல்ல இருக்கோம் ஏன்னா புதுசா ஒரு விஷயம் நமக்கு வந்த உடனே இந்த தேகத்துக்குண்டான ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு அனுபவம்ங்கிறது பார்த்த மாத்திரத்துல நம்ம அதுக்கு அட்டாச் ஆயிடுறோம் அந்த மாதிரி அட்டாச் ஆகாத ஒரு தேகத்தோட ஒருத்தர் பிறந்து அந்த ஒரு கர்ம அந்த தேகத்தினால செய்யக்கூடிய கர்மாக்கள் அதனால் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும்னா பகவானை தவிர வேற யாரும் இல்லை அதனால்தான் அவர் வந்து தேகத்தோட பிறந்தாலும் கூட அந்த தேகத்தின் பொருட்டு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒட்டுறதில்லை சோ கஹ தேவாத்து அந்யகா ஹரேஹே அந்யகா கஹா யஹா குணானாம் பரஹா பவதி குணாதீதா குணங்களை காட்டிலும் அதாவது மாயையினால வரக்கூடிய பல விஷயங்களை காட்டிலும் வசதி தாண்டி இருக்கக்கூடியவரான எவர் தேக யோகம் கர்ம தந்திரம் ச அருகதி அந்யதா இந்த மாதிரி இல்லையே எனில் அவர் அஜனாக இல்லையே எனில் அகர்த்தாவாக இல்லையே எனில் அவர் யாரு who can associate themselves with body and not be attach to it இவர் ஒண்டிதானே முடியும் அந்த மாதிரி உம் சோ கஹா அந்நதா அந் நனு அந்நதா இல்லையே எனில் பகவானுடைய ஜன்மாதி கதாலாம் இப்படிதான் இருக்கணும் இல்லைன்னா இவரை தவிர வேற யாருக்கு ஒரு தேக யோகம்ங்கிறது ஒட்டி வரும் ஒரு கர்ம தந்திரம்ங்கிறது எப்படி ஒட்டி வரும் உம் அஜஸ்ய ஜன்ம உற்பத பகவதி ஜன்ம கர்மாணி சர்வ து துர்விருத்த வதாது யதா ஏவம் ஹா இல்ல இல்ல அதாவது இவர் எல்லா அரசர்களையும் கொல்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணான்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரோ இல்லையோ அப்போ இத்தனை அரசரை கொன்ன பாப்பம் அவருக்கு வந்துமோ வந்துருமோங்கிற ஒரு சந்தேகம் வரும்ல அப்படி இல்ல இவருடைய ஜென்மா கர்மா அதுக்காக இல்லை ஜென்மாவே வெறும் நாசம் பண்றதுக்காக தான் அவர் அஜகா இவருடைய செயல்களும் மனுஷியர்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக தன்னுடைய ஒரு ருச்சி வரும் சகுணத்துல ஒரு ஒரு ருச்சி வரும் அதனால் நிர்குணம் வந்து அதனால் மோட்சம் அடைய மாட்டாளா பக்தர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருணையினால செயல்களை புரியற இல்லைன்னா இவருக்கு போய் தேக யோகமாவது கர்மதந்திரமாவது இவரை தவிர இவர் குணாதீதனா இருக்கிற ஒட்டு இந்த ரெண்டுமே அவருக்கு பொருந்தும் அஜஸ்ய ஜன்மோத்பத நாசனாய कर्माणि अकर्तुः ग्रहणाय पुंसां ननु अन्यथा को अर्हति देहयोगं परोगुणानाम् उत कर्मतन्त्रम् तस्य प्रपन्नाखिल लोकपानाम् அவஸ்திதானாம் அனுசாசனேஸ்வே அர்த்தாய ஜாத்திய யதுஷு அஜஸ்ய வார்த்தாம் சகே கீர்த்தய தீர்த்த கீர்த்தேஹே சோ அவருடைய அவரை பத்தின நியூஸ் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் கொண்டு வர்றார் உபக்கிரம உபசம்ஹாரமத்தை கரெக்டா ஃபாலோ பண்றார் விதுரர் உபக்கிரம உபசம்ஹார எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கதான் முடிக்கணும் எந்த ஒரு ஒரு பிரிமைஸ்ல நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதை கொண்டு வந்து the as it is concluded அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனும் இன்ட்ரடக்ஷனும் ஒன்னா இருக்கணும் ஆரம்பிக்கிறச்ச இவர் வந்து இன்ட்ரடக்ஷன் என்ன புராண புருஷம்னு ஆரம்பிச்சார் அவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கா யாரு கிருஷ்ணரும் பல்ராமரும் இப்ப அவரை பத்தின நியூஸ் எனக்கு சொல்லு அப்படின்னு கண்ணனை பத்தின நியூஸ் எனக்கு சொல்லுன்னு முடிக்கிறார் அவருடைய ஸ்பீச்சை तस्य प्रपन्न अखिल लोकपालानां लोकपानाम् अवस्थितानाम् अवस्थितानाम् अनुशासने स्वे स्वे प्रपन्न अखिल लोकपानां स्वे अनुशासने अवस्थितानाम् சோ இவரை சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய எல்லா லோகபாலர்கள் இந்த உலகம் உலகத்தினுடைய நடப்பு நடந்துட்டு இருக்குன்னா அது அந்தந்த லோகபாலர்கள் வந்து இந்த உலகத்தை ரட்சிச்சுட்டு இருக்கா அப்படிங்கறதுனால இந்த உலகம் நடந்துட்டு இருக்கு அந்த லோகபாலர்கள் வந்து யார போய் சரணடைஞ்சிருக்கான்னா ஹரிய சோ பிரபன்ன அகில லோகபானாம் சரணம் அடைந்த அத்தனை இது சமஸ்த லோகபா திக்பாலகர்களும் லோகத்தினுடைய பாலகர்களும் அவர்களை ஸ்வே அனுசாசனே ஸ்திதானாம் அவரவருடைய ஒரு ஒரு அனுசாசனம் அதாவது தன்னுடைய தனது கட்டளை ஆமா பகவானுடைய கட்டளைன்னு தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஸ்வே அனுசாசனேங்கிறது பகவானுடைய ஒரு கட்டளையின் பேர் அவரவருடைய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரபன்னாக ஏ அகில லோகபாலாக ஸ்வீயே அனுசாசனே ஸ்திதானாம் அர்த்தாய அவர்களுடைய அர்த்தாய பிரயோஜனத்திற்காக சோ இந்த லோகபாலகர்கள் தன்னுடைய ஒரு பேரின் தன்னுடைய ஒரு ஒரு ஆர்டர் படி லோகபாலர்கள்லாம் அவாவாளுடைய பொசிஷன்ல இருந்துட்டு ரட்சணை பண்ணணும்னு பேரு ஆனா இந்த அரசர்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்துறா இன்டர்ன் நம்ம தானே ஆர்டர் கொடுத்துருக்கோம் இந்த பொசிஷன்ல நீ இருன்னுட்டோ அப்போ அவளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் போக்குறது பகவானுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே அதனால அந்த திக்பாலகர்களுடைய ஒரு அர்த்தாய பிரயோஜனத்திற்காக யதுஷு ஜாதஸ்ய அஜஸ்ய எது வம்சத்தாரிடத்தில் எது குலத்தில் ஜாதஸ்ய பிறந்த அஜஸ்ய பிறப்பே இல்லாத அவர் இந்த லோகபாலகர்களுக்காக அவர்களை வந்து தான் நியமிச்சோமே ஒரு பொசிஷன்ல அவர்களுக்காக எது வம்சத்துல பிறந்த அந்த தீர்த்த கீர்த்தேகே யாருடைய கீர்த்தி ஒரு தீர்த்தம் போல இருக்கும் தீர்த்தம்னா புண்ணியக்ஷேத்திரம் சம்சார தாரிணிங்கிறார் கீர்த்தி பகவான் இது ஸ்ரீதர சுவாமி இந்த இடத்துல தீர்த்தம்ங்கிறத சம்சார தாரிணிங்கிறார் தீர்த்தம்னா நம்ம வந்து இந்த கங்கை மாதிரி இருக்கக்கூடிய தீர்த்தஸ்தலம்ங்கிறோம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்தம்ங்கிறோம் இவரை பொறுத்தவரையில் தீர்த்த கீர்த்தின்னு பகவானுடைய கீர்த்திய வந்து அந்த புண்ணியக்ஷேத்திரம் போல இருக்குன்னா இந்த மோட்சத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளை தாண்டுவிக்கும் ஒரு புகழ் ஆனா அந்த புகழை கேட்டுண்டே இருந்தோம்னா அதுல ஒரு இருப்பு வந்து பகவத் ஸ்மரணையிலேயே இருந்துட்டு இருப்போம் அப்போ மோட்சம் கிடைச்சிரும் ஆகையினால பகவானுடைய கீர்த்திய தீர்த்த கீர்த்திங்கிறோம் அப்படிப்பட்ட பகவானுடைய வார்த்தாம் செய்தியை ஹே சகே கீர்த்தைய சகே நண்பனே எனக்கு அதை பத்தி நீ சொல்லு தன்னுடைய துக்கத்தையும் சொல்லிட்டேன் ஆனா எனக்கு வந்து விஷயம் என்ன வேணும்னா இதெல்லாம் வேண்டாம் மெயின் பாயிண்ட் பகவான் எப்படி இருக்கான் அவனை பத்தின செய்திய எனக்கு சொல்லு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சோ தசிய பிரபன்னாகில லோகபானாம் அவஸ்திதானாம் அனுசாசனே ஸ்வே அர்த்தாய ஜாத்தசிய யதுஷு அஜஸ்ய வார்த்தாம் சகே கீர்த்தய தீர்த்த கீர்த்தே இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பரமஹம்சியாம் சந்தீதாயாம் திருத்தீய ஸ்கந்தே விதுர உத்தவ சம்வாதே பிரதமோத்தியாய சோ அடுத்த அத்தியாயத்துல ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லிடுறேன் த்விதீயே கிருஷ்ண விஸ்லேஷாத்து அந்த இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறது த்விதீயே கிருஷ்ண விஸ்லேஷாத்து அனுசோச்சன்னு அத உத்தவஹா க்ஷத்ரே பாலச்சரித்ராணி கிருஷ்ணஸ்ய அவர்ணயத்து ஸ்வசன்னு ரெண்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ண விஸ்லேஷாத்து கண்ணனிடமிருந்து பிரிந்து இருக்கிறதுனால உத்தவர்தான் நீ இங்கே இரு நீ வராத இப்ப சித்திக்கு மகாபாரதத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால உத்தவர் அங்க யமுன கரையில இருக்கார் சோ கிருஷ்ண விஸ்லேஷாத்து இப்ப கண்ணன் தேர்ந்து பிரிஞ்சுட்டார் அவரை உத்தவரை பத்தி ஒரு ஆறு ஸ்லோகம் ஸ்ரீசுகர் சொல்றார் பிரமாதமா இருக்கு அந்த உத்தவரை பத்தி நமக்கு வந்து வேற எங்கேயும் ஒன்னும் பெரிய இது தெரியாது அவரை பத்தி இந்த இடத்துலதான் வந்து அப்படியே அஞ்சு வயசு குழந்தையா அந்த கண்ணனை வந்து எப்ப பார்த்தாலும் சதா சர்வ நினைச்சுட்டு இருந்தாராம் உத்தவர் அப்படி அவ்வளவு ஒரு ஒரு க்ஷணம் ஸ்ரீ சுகர் உத்தவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு ஆறு ஸ்லோகத்துல கிருஷ்ண விஸ்லேஷாது கண்ணனிடமிருந்து பிரிந்த அனுஷோச்சன்னு வருத்தத்துடன் இருக்கக்கூடியவர் உத்தவர் அந்த உத்தவர் அத பிறகு க்ஷத்ரே விதுரருக்கு கிருஷ்ணஸ்ய பால சரிதானி உச்சுவசன்னு உச்சுவாசம் அதாவது நம்ம வந்து கண்ணன்ட்டேந்து பிரிஞ்சிருக்கார் அவர் பெருமூச்சு விட்டுண்டே அவர் சொல்றாராம் அட என்னவா இருந்தது தெரியுமா இல்லையோ when we are also regarding something நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படியே வந்து ஒரு ஒரு பெருமூச்சு விட்டு எல்லாம் அந்த குழந்தை பண்ணித்தோம் இல்லையோ அப்படின்னு வந்து நினைச்சு பார்க்கும் பொழுது எப்படி சொல்றோம் அந்த மாதிரி உச்சசன்னு அவர்ணயத்து ஸ்வசன்னு ஸ்வசன்னுங்கிறார் அது வந்து ஸ்வசன்னா அந்த அந்த பெருமூச்சு விட்டுன்னு சொல்லணும் அதாவது ரிமெம்பரிங் தட் கிருஷ்ணஸ்ய பால சரிதாணி க்ஷத்ரே ஸ்வசன்னு அவர்ணயத்து அப்படியே கிடுகிடுன்னு அவர் வந்து மூச்சு வாங்கிட்டு அந்த கண்ணனை பத்தி அவர் சொல்றாராம் இவர் இன்னொன்னு அழுதுண்டே வேற சொல்றார் அப்படி அவர் கண்ல இருந்து ஜலம் வருது கண்ணனை பத்தி கேட்ட மாத்திரத்துல உத்தவருக்கு सो द्वितीये कृष्णविश्लेषात् अनुशोचन् अथ उद्धवः क्षत्रे बालचरित्राणि कृष्णस्य अवर्णयत् श्वसन् இதுக்கு மேல ஸ்ரீ சுக உவாச்ச மேபி ஒரு ரெண்டு ஸ்லோகம் இது பாகவதः पृष्टः क्षत्रा वार्तां प्रियाश्रयां प्रतिवक्तुं न च उत्सेहे औत्कण्ठ्यात् स्मारित ஈஸ்வரः உத்கண்டா அவருக்கு ஆவல் உத்தவருக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கம் உட்கண்டாங்கிறச்சு இந்த இடத்துல வந்து ஏக்கம் எதனாலன்னா கண்ணனா கண்ணனை பத்தி இவர் வந்து கேட்டுட்டார் பாகவதா ஈதி க்ஷத்ரா பிருஷ்டா இவ்வாறு க்ஷத்ரா அதாவது விதுரரினால் பிருஷ்டா கேட்கப்பட்டவரான பாகவதா உத்தவர் பிரிய ஆசிரியாம் வார்த்தாம் பிரியன் பிரியனை குறிச்சு இருக்கக்கூடிய வார்த்தை பிரியன்னுங்கிறது இங்க கண்ணன் ஆனா இன்னொன்னு என்னன்னா பிரியம்ங்கிறது எல்லாத்துக்கும் மோஸ்ட் டியரஸ்ட் பிரியதமம் என்ன ஒருத்தனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மா அந்த ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவர் கண்ணன் அதனால அவரை பிரியம்ங்கிற பிரியாங்கிறார் ஏன்னா இதுல பிரதாரண்யக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார் ந பத்யு காமாய பத்யு காமாய பத்யு பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வ பிரியம் பவதி பத்யு பிரியம் சாரி பதிஹி பிரியோ பவதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடைசியில வரிசையில வந்து சொல்லும் பொழுது நவாரே சர்வசிய காமாய சர்வம் பிரியம் பவதி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நம்ம பார்த்தோம்னா இது அழகா இருக்குன்னு நம்ம சொல்றோமே தவிர இது நமக்கு என்னமோ அது அழகா தோன்றது it is in the perspective always இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பர்சன் நம்ம சொன்னோம்னா நாட் பிகாஸ் அவ நன்னா இருக்காங்கிறதுக்காக இல்ல நம்ம we are looking at it from அவர் பெர்ஸ்பெக்டிவ் அதனால எல்லாமே ஆத்மனகா காமாய எனக்கு இவர் நல்லது பண்றாருங்கிறதுனால இந்த பர்சன் எனக்கு வந்து பிடிக்கும் இவர் பிரியகா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்றோம் அப்போ ஆத்மாங்கிறது தானே அங்க வந்து ஒசத்தியா போயிடுறது அதனால ஆத்மா பிகம்ஸ் த மோஸ்ட் டியரஸ்ட் அதுக்கு எது டியர்னு தோன்றதோ அது எல்லாமே டியரா போறது பிரியமா இருக்கு அந்த ஆத்மாவுக்கு இல்லைன்னா இஃப் தட் ஆத்மா வாஸ் நாட் ஃபங்க்ஷனிங் சுகதுக்க சமய கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ அப்படி இருப்பா ஒரு தீரன் மாதிரி ஸ்திததிஹி முனிஹி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்போம் ஏன்னா எதுல இருந்தும் நமக்கு பிரியமும் சுகமும் வரல துக்கமும் வரல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்போம் ஆனா ஆத்மாங்கிறது தான் இங்க மோஸ்ட் பிரியம் அந்த ஆத்மா ஆத்மாவாரே திருஷ்டவியா ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு அங்க மேல சொல்லுவார் எதுக்காக இந்த ஆத்மாவை நம்ம வந்து சிரவணம் பண்ணோம் நிதித்தியாசனம் பண்ணோம் அதை குறிச்சு எதுக்கு தியானம் பண்ணணும் ஏன்னா அதுதான் பிரியா இங்கே நமக்கு வந்து ஒரு மனுஷ உருவம் எடுத்து சுவாரஸ்யமான ஒரு உருவத்தை கொண்டு வந்து அங்க நிறுத்திருக்காருன்னா அந்த ஆத்மஸ்வரூபம் அது கண்ணன் அந்த கண்ணனை குறித்து இருக்கக்கூடிய வார்த்தாம் பிரியா ஆசிரியாம் வார்த்தாம் பிரதிபக்தும் சொல்றதுக்கு இவருக்கு முடியலையா நான் உற்சகே ஏன்னா அவுட்கண்டியாது அந்த ஒரு ஏக்கம் காரணமாக ஸ்மாரித ஈஸ்வரகா கேட்ட மாத்திரத்துல தீர்த்த கீர்த்திகிங்கிறார் அதுக்கப்புறம் மர்த்திய விடம்பனேன்னு அப்படியே நிருணாம் திருஷகா சாலையதாங்கிறார் இத்தனை விஷயங்கள் சொன்ன மாத்திரத்துல இவருக்கு வந்து அந்த கண்ணனை பத்தி அவருக்கு வந்து ஸ்மாரித ஈஸ்வரக ஆசித் கண்ணனை பத்தி அவருக்கு வந்து ஸ்மாரிதா he was reminded of him அப்போ உடனே அப்படின்னா ஸ்மாரித ஈஸ்வரகான எங்க மறந்து போயிட்டாரா உத்தவர் இவருக்கு திருப்பி நினைவு ஊட்டுறதுக்காக விதுரர் அங்க வந்தாரா அப்படி இல்ல நமக்கு அடிப்படையா அங்க கண்ணனுடைய நினைப்பு இருந்துட்டேதான் இருக்கும் அது மேல இவர் கேட்ட மாத்திரத்துல it came to the surface அவ்வளவுதான் உடனே அந்த அந்த ஒரு நினைப்புக்கு போயிட்டார் அவர் வேற ஒண்ணும் இல்ல ஸ்மாரித ஈஸ்வரகான்னா அந்த மாதிரி எடுத்துக்கணும் சோ அவுட்கண்டியாது ஸ்மாரித்த ஈஸ்வரகா ஒரு ஏக்கம் அது அப்படியே வந்து தொண்டையை அடைச்சிட்டு ஒரு ஒரு ஒரு சந்தோஷம் அவருக்கு அதனால அவர் அறியாத கண்ணுல இருந்து ஜலம் வந்தது பின்னாடி நாலாவது அஞ்சாவது ஸ்லோகத்துல அதை வர்ணிக்க போறேன் ஈதி பாகவத பிருஷ்டா க்ஷத்ரா வார்த்தாம் பிரியாசிரயாம் பிரதிபத்தும் நச்ச உத்சகே அவுத்கண்டியாது ஸ்மாரித ஈஸ்வரகா ஒரு க்ஷணம் அவர் வந்து பகவானை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டார் சரியா இந்த ரெண்டாவதும் மூணாவதும் சேர்ந்து படிக்கணும் அதனால அதை அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன் ஆகீஷா எஸ் வதனே லக்ஷ்மீர் எச்ச வக்ஷசி எஸ் அஸ்தே ஹிருதே ஏசம் விது தம் ரிசிம்ஹம் அஹம் பஜே ஏதாவது சந்தேகம் இருக்கா மேடம் நமஸ்தே மேடம் சந்தேகம் இல்ல நீங்க பிகினிங்ல சொன்னீங்களே அதாவது Shri Krishna is waiting for the all the wicked people to come together for the war to டிஸ்ட்ராய்னு ஆக்சுவலா இதையே எங்க ஆச்சாரியரும் ஒரு உபன்யாசத்துல சொல்லியிருந்தார். பீஷ்மர் திரௌபதியுடைய வஸ்திராபரணத்துல மௌனமா இருந்ததுக்கு ரீசனே, அந்த டைம்ல அத ஸ்டாப் பண்ண வேண்டாம். இது நடந்தாதான் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயம் நடக்க முடியும். சோ இந்த இடத்துல பகவான் ஒத்தன் மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். நம்மளும் சொல்ற புத்திய மட்டும் பின்னாடி சொல்றாரே தவிர, அந்த இடத்துல அவருக்கு தர்மம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா நிறைய பேர் சர்ச்சை பண்றாளே இவ்வளவு தர்மம் தெரிஞ்சு வாய மூடின்னு இருந்தாருன்னு அவருக்கு கிருஷ்ணனுடைய யுக்தியும் தெரியும் பின் அவரு ஞானியாவே இருந்தாராம் பீஷ்மர் அதனால கிருஷ்ணருடைய ஃபியூச்சர் இதை தெரிஞ்சுட்டுதான் he allowed these things to happen so that all the அதர்மாஸ் ஆல் த அதர்மேஸ் will join together for the war and will be கில்டுன்னு சொல்லியிருந்தா நீங்களும் அதையே இன்னைக்கு சொன்னேன் ஒண்ணு வந்து அந்த அந்த திரௌபதி சபையில வந்து ஆக்சுவலி ஒரு நுணுக்கம் இருக்கு மகாபாரதத்துல ஒரு கதை எதுவும் இருக்கு என்னன்னா இந்த பூத ராசிகள்லாம் அந்த பூதம் பிசாசு அதெல்லாம் இருக்கு இல்லையா அவர்கள்லாம் வந்து ஒரு என்னன்னா ஐ திங்க் அந்த உம் இந்திரபிரஸ்தம் ஏதோ ஒரு ஒரு சமயத்துல வந்து துரியோதனனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுறது அவன் வந்து சூசைட் பண்ணிக்கணும்னுட்டு பூமிக்குள்ள போறான் அப்போ போகும் பொழுது அந்த பிசாசுகள்லாம் அங்க வந்து என்ன பண்றதுன்னா I think something like that இவன் வந்து he makes a deal with them and tells him அந்த எனக்கு வேணுங்கிற சமயத்துல நீ வந்து ஆவேசம் பண்ணணும் எல்லாரையும் அப்படிங்கும் பொழுது இந்த பர்டிகுலர் திரௌபதி டைம்ல வந்து ஒவ்வொருத்தர்த்தையும் அந்த பூதங்கள் பிரவேசிச்சு அதனாலதான் அவளை பேச விடாம பண்றது அப்படின்னுட்டு ஒரு there is a இது oh, mission mission is not complete னு அவன Duryodhan is been told by all the sasas correct correct நீங்க கரெக்ட் ஆமா யூ ஹேவ் டு வெயிட்னு சொல்லி அதனாலதான் அப்போ வந்து ஆவேசம் பண்றது ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலயும் ஆவேசம் பண்றதுனால தான் அவளால பேச முடியல அந்த திரௌபதியினுடைய இது போது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு மகாபாரதம் அது ஒண்ணு இருக்கு ஏன்னா பீமர் இவ்வளவு தர்ம உபதேசம் கடைசியில பண்ணும் போது கிருஷ்ணனே வச்சுட்டு அங்கேயே சும்மா இருந்தார் அவருக்கு தர்மம் தெரியலையாங்கிற கொஸ்டினுக்கு certain things have to happen நீங்க சொல்றது கரெக்ட் இப்ப கம்சனை <laughs> கொல்ற இடத்துல ஏழு வருஷம் கழிச்சுதான் அவர் பண்றாரு நிறைய அசுரால வதம் பண்ணி கடைசியிலதான் வரணும் அத்தனை பேரையும் இல்லைன்னா இருக்க மாட்டாரு அப்பவே கொடவை கொடுக்கறதுக்கு பதிலா சக்கரத்தை வச்சே துர்ச்சாதனனையும் துரியோதனனையும் அவர் பண்ணி அதனால ஹீஸ் வெயிட்டிங் ஈவன் டுடே கலியுகத்திலயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் குரூப் சேரணும் சட்டுன்னு பண்ண நம்ம எவ்வளவு தடவை கொஸ்டின் பண்றோம் பாலிடிக்ஸ்ல எல்லாம் இவ்வளவு சும்மா விட்டு இருக்காளே சும்மா விட்டு இருக்காளேன்னு விடுறாரு ஃபுல் லாங்கஸ்ட் ரோப்பு அப்பதான் ஃபுல் குரூப் ஒன்னா வருங்கிறதுக்காக மேபி இது நல்லா இருந்தது நீங்க இன்னைக்கு சொன்னது <laughs> ரொம்ப ஆமா ரொம்ப ஜராசந்தன் இப்படிதான் சொல்லுவா இல்லையா ஜராசந்தன் திருப்பி திருப்பி ஓடி ஓடி போனாருன்னா அவர் அந்த இடத்துல எக்ஸ்பிளேஷன் திருப்பி வருவார் இத கேட்டு அப்ப இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் why should you run every every time because to make sure that everybody is correct defeat பண்றதுக்கு முடியாதா கிருஷ்ணனால அவர் எதுக்கு பயந்துன்னு ஓடுறாருன்னு இந்த பீமன்னால சிலது நடக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொன்னு அவர் வந்து போட்டிருக்கார் நமக்கு we can't explain it's a bigger design ஆமா karmas are interrelated Ah, all right. yeah. <laughs> True. And then Bhishma <laughs> himself uh, tells uh, uh, when when all the folks come around to see him at the in the battlefield when he is lying on uh, death on the arrow bed, arrow. he tells uh, uh, Draupadi, I was I was not able to do anything because of the salt that I ate at his home. <laughs> mm -hmm. you know? Additionally I would like to say but எதுவும் நன்மைக்கேன்னு ஒரு ஸ்டோரி நீங்க எல்லாம் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்க நடக்கிறது எதுவும் வந்து சும்மா just for the sake of occurrence நடக்கிறது கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ரீசனோட தான் நடந்துட்டு இருக்கு அதனுடைய காரணம் வந்து நமக்கு புலப்படாது விஷயங்கள் தெரிஞ்ச வாழ்க்கை தான் புலப்படும் correct <laughs> <laughs> nice. Thank you, thank you, thank you, thank you. Thank you. Namaskar. Namaskar.